ஹாய் வணக்கம் வர்ணா ஃப்ரம் சிறுமுகை கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பாட்லி பல்லு டிசைன்ஸில் இருக்கக்கூடிய சாரீஸுங்க வாங்க ஒவ்வொரு சாரியாக நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு சாரியுடைய நம்பர் டூ செவன் ஒன் சாரியுடைய நம்பர் டூ செவன்ட்டி ஒன்னுங்க பாடி ஆஃப் சாரி ஆரஞ்சு கலரில் வருங்க pallu and blouse bottle green orange and bottle green combination ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டட் சரியில் தாங்க புட்டாஸ் இருக்குது ப்ளவுஸ் ப்ளைன் ப்ளவுஸ் வார்ப்பு வெஃப்ட்டு ரெண்டு சைடுமே நம்ம பியூர் சில்க் த்ரெட் வச்சு கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்குறது ப்ளீட் போர்ஷன் ஒவ்வொரு சாரீ கூடையும் கட்டாயம் சில்க் மார்க் டேக் வந்துருங்க என்ன தான் சில்க் மார்க் டேக்கோட நீங்கள் பியூர் சில்க்குன்னு வாங்கினாலுமே நீங்கள் வாங்கக்கூடிய பியூர் சில்க்கு பியூராக இல்லையாங்கிறத கட்டாயம் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஏன்னா பார்க்குறது மூலமாக கண்டிப்பாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாதுங்க பியூர் எது டூப்ளிகேட் எது அல்லது மிக்சிங் எது அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்குறது மூலமாக வந்து தெரியவே தெரியாது டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் எது பியூர் எது மிக்சிங் அப்படிங்கிறது தெரியும் இப்போ நீங்கள் பார்க்குறது sari number two seventy two body of sari green colour balloon blouse rani pink same அதே ராணி பிங்க் தான் உங்களுக்கு ப்ளீட் போர்ஷன்லேயே வந்துடுது சாரியோடைய price seven thousand rupees with free ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்குதுங்க வாட்ஸ்அப் மூலமாக இந்த சாரீஸை நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் புக்கிங் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோங்க nine zero four three eight zero nine five six two so இந்த வாட்ஸ்அப் புக்கிங் நம்பர்னு பார்த்துட்டிங்கன்னா மார்னிங் டென் ஏஎம்லேருந்து evening six or six thirty PM வரைக்கும் அவைலபிளாக இருக்குங்க அதாவது வரக்கூடிய மெசேஜஸ்க்கு ரிப்ளை வந்து மார்னிங் டென் ஏஎம்லேருந்து ஈவினிங் சிக்ஸ் பிஎம் வரைக்கும் வரக்கூடிய மெசேஜஸ்க்கு ரிப்ளை கண்டிப்பாக வருங்க ஆஃப்டர் சிக்ஸ் பிஎம் வரக்கூடிய மெசேஜஸ்க்கெல்லாம் ரிப்ளை வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வருங்க இப்போ நீங்கள் பார்க்குறது pleat portion rani pink colour body of sari elephant dark grey கலருங்க எலிஃபண்ட் கிரேயில் dark grey sari number two seventy three next sari number two seventy four ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன்லேயும் இந்த சாரீஸை நீங்கள் புக் பண்ணலாம் கேஷ் ஆன் டெலிவரியிலையும் புக் பண்ணலாங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது இந்தியாவுக்குள்ளே எங்கே சென்ட் பண்ணுறதுனாலுமே நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கில் சென்ட் பண்ணுறோம் இதுவே இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்காக இருந்ததுன்னா ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வருங்க நம்பர் ஆஃப் சாரீஸ் ஆர்டர் பண்ணுறதை பொறுத்து தாங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கு ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் இப்போ நீங்கள் பார்க்குறது pleat portion rani pink colour pallu ப்ளவுஸும் அதே தாங்க பாடி ஆஃப் சாரீ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டபுள் டோனில் வரும் அதாவது ப்ளூ அண்ட் க்ரீன் மிக்சிங் மாதிரி அந்த க்ரீனுங்கிறது என்னென்னா ராமர் க்ரீன் மிக்சிங் மாதிரி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 அதுவும் நீங்கள் சொன்னாதாங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனில் நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணி டசில்ஸ் போட்டு சென்ட் பண்ணுவோம் body of sari green balloon blouse உங்களுக்கு வந்து பிங்கிஷ் ஆரஞ்சு ஆனால் பிரைட்டாக இருக்கும் இந்த பிங்க் வந்து பிரைட் பிங்க்கு இந்த சாரியில் பார்த்துட்டிங்கன்னா அந்த பாடி போர்ஷன் அந்த க்ரீனும் அண்டு ப்ளீட் போர்ஷனும் மிக்ஸ் ஆகிற இடத்துல அந்த டை அன்இவனாக இருக்கிறத மேட்ச் பண்ணுறதுக்காக லைன்ஸ் இருக்குங்க sari number two double seven இது வந்து blue and blue combination pallu and blouse pleat வந்து ink blue colour body of sari பொறுத்த வரைக்கும் ப்ளூ வித் இதுவும் ராமர் க்ரீனோட மிக்ஸ் ஆகிருக்குங்க டபுள் ஷேடில் வரும் ஸ்கை ப்ளூலேயே உங்களுக்கு கொஞ்சம் ராமர் க்ரீனோட மிக்ஸ் ஆன மாதிரி வரும் seven thousand rupees with free ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இண்டியா உங்களுக்கு நம்ம சென்ட் பண்ணுறோம் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் கொடுக்குறேங்க மேக்ஸிமம் பார்த்துட்டிங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் வந்து இந்த ஆன்லைனில் செப்பரேட்டாக இந்த மாதிரி வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் புக் பண்ணுறதுல மேக்ஸிமம் பீப்புள்ஸ் வந்து கொடுக்கறது இல்லை நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னா சரி சில பேர் வந்து புதுசாக வாங்குவாங்க அண்டு ஆன்லைன் ஷாப்பிங்கில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது ஏன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய ஆன்லைன் ஷாப்பிங் வந்துருச்சு அண்ட் நிறைய வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஏமாற்று வேலைகளும் நடந்துட்டுருக்கு அப்படிங்கும்போது சில பேர் வந்து நம்புறதில்லை அப்படிங்கிறதுக்காக நம்ம கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனுமே கொடுக்குறோம் ஸோ அதை என்ன பண்ணிக்கலான்னா நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பார்சல் ரிசீவ் பண்ணிடுங்க பல்லுவன் ப்ளவுஸ் வந்து இங்கே பிரைட் பிங்க் கலருங்க இதுவுமே பார்த்துட்டிங்கன்னா டபுள் கலர் மிக்சிங் தான் அதனால் கொஞ்சம் பிரைட்டாகவே வரும் பாடி ஆஃப் சாரி க்ரீன் இந்த க்ரீன் வந்து கொஞ்சம் ஆலிவ் க்ரீன்லேருந்து கொஞ்சம் பிரைட்டாக வருங்க நார்மல் க்ரீன் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேடான க்ரீன் தான் sari number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 கலர் மிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா வார்ப்பு வெஃப்ட்டு அந்த கலர்ஸ் மிக்ஸிங்கை பொறுத்து சிலது ஷைனிங் வருங்க சிலது ஷைனிங் வராது ஸோ ஷைனிங் வரல அப்படின்னா அது பியூர் சில்க் இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லைங்க நீங்கள் பியூர் சில்கா இல்லையாங்கிறத பார்த்து நீங்கள் கண்டிப்பாக ஜட்ஜ் பண்ண முடியாது அந்த த்ரெட்டை எடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள் அது வீடியோ ஏதாவது வேணுனாலும் நம்ம வந்து லிங்க் கொடுக்குறோம் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ பார்த்து கூட நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் பியூரா இல்லையான்னு ஒவ்வொரு சாரீ கூடயும் இந்த சில்க் மார்க் டேக் வருது இது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணது இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது நம்ம வரணுங்கிற நேம் வரும் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்